அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் வாசிப்போம் நேசிப்போம் வாசித்ததில் ரசித்தவை மரம் துளிர்ப்பதால் தான் உயிரோடு இருப்பதை நிரூபிக்கின்றது மரங்களை அப்படியென்றால் மனிதர்கள் இன்னும் மேன்மையானவர்கள் அல்லவா உணவை நேசித்து உண்ணும்போதுதான் அது சக்தியாக மாறுகிறது விதை ஜெயிப்பதற்கு எத்தனை முறை பூக்க வேண்டியிருக்கிறது எத்தனை காய்களை சுமக்க வேண்டியிருக்கிறது புனித யாத்திரை போகிறோம் வழிபாடு நடக்கிற நேரத்தை விட பயணம் செய்யும் நேரமே அதிகம் தேர்வு மூன்று மணி நேரம் படிப்பதோ எத்தனை மாதங்கள் திருமணத்தில் முகூர்த்த நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆனால் எத்தனை வருடங்கள் உழைத்து பணம் சேர்க்க வேண்டியிருக்கிறது பிரசவம் ஒரு சில நொடிகளில் சுமக்க வேண்டிய காலமோ ஒன்பது மாதங்களுக்கு மேல் ஒன்பது பத்து நிமிடத்தில் சமைப்பதோ எவ்வளவு நேரம் ஒரே நாளில் அறுவடை செய்கிறோம் எத்தனை மாதங்கள் உழைக்கின்றோம் புத்தகம் எழுத எத்தனை மாதங்கள் ஆனால் ஒரே நாளில் அச்சாகி விடுகிறது திரைப்படம் தயாரிக்க எத்தனை மாதங்கள் ஆனால் நாம் பார்ப்பதோ மூன்று மணி நேரத்தில் நாம் அனுபவிக்கும் நிகழ்வுகளை விட தயாரிப்புக்கான நேரம் அதிகம் பிறர் உழைப்பால் உருவானவை எண்ணற்றவை அதை உணர்ந்து நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்வோம் காலை எழுந்தது முதல் இரவு தூங்க செல்வதற்கு முன் நமக்கு இறைவன் தந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்வோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்